வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அஞ்சாக் சமுதாய வானொலி தொண்ணூறு புள்ளி நாலு நம் இந்தியாவால் முன்மொழியப்பட்டபடி ஐக்கிய நாடுகளில் பொதுச்சபை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை சர்வதேச திணை ஆண்டாக அறிவித்துள்ளது அது குறித்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் இது வாரம் ஒரு சிறுதானியம் வண்டி எண் ஒன்று ஆறு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு திருப்பதி சென்னை சென்ட்ரல் கருடாத்ரி என்ன லட்சுமி அக்கா அமைதியா வேடிக்கை பார்த்துட்டே வரீங்களே லீவ்ல பசங்களை கூட்டிட்டு திருப்பதி போலான்னு பார்த்தேன்டி ஆனா இவ்வளோ கூட்டமா இருக்கு நல்ல வேலை நம்ம முன்னாடி டிக்கெட் போட்டோம் நம்ம லீவ்ல ஜாலியா போகணும்னு நினைச்ச மாதிரி தானே அவங்களும் நினைப்பாங்க அதுவும் பொங்கல் டைம் வேற சொல்லவா வேணும் அக்கா அங்க பாருங்க ஏதோ விக்கிறாங்க அது வேற ஒன்றும் இல்லடி லெமன் சாதமும் தேங்காய் சாதமும் தான் விற்கிறாங்க நம்மளும் வாங்கி திம்போங்க்கா ரொம்ப பசிக்குது கூப்பிடுங்கக்கா அவங்கள அண்ணா இங்க வாங்களேன் என்னக்கா அரிசி வேற மாதிரி இருக்கு இது வரகரிசில செஞ்ச லெமன் சாதம்டி பாரு அன்னைக்கு தான் நம்ம சிறுதானியத்தை பத்தி பேசணும் இன்னைக்கு அதை ட்ரெயின்லயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது நல்லா இருக்குமா என்னன்னே தெரியலையே வளவலன்னு பேசாம வாங்கி கொடுங்கக்கா பரவாயில்ல நான் நல்லா இருக்காதுன்னு தான் நினைச்சேன் நல்லா தான் இருக்கு சாப்பிடுறதுக்கு வெளியூர் போறப்போ இந்த மாதிரி சத்த சத்தான உணவு கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலடி ஆமாக்கா பாருங்களேன் இது அரிசியோட அளவை விட சின்னதாக தான் இருக்கு அது மட்டும் இல்லடி சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டிலே வச்சுக்குதான் புற்றுநோய் பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தா இருக்குதான் அது மட்டும் இல்ல மாதவிடாயப்போ வர வலியை கூட குறைக்குதாமே மன அழுத்தத்தையும் குறைக்குதுன்னு சொல்றாங்க அதுல இருக்கிற அமினோ அமிலங்கள் நம்ம உடல்ல இருக்கிற தோல் சுருக்கத்தை குறைக்குதான் அதனால நம்ம எப்பவும் இளமையா இருக்கலாமாமே போன வாரம் கூட இணையதளத்தில் ஒரு கட்டுரை பார்த்தேங்க்கா என்னதான் சிறுதானியத்தில் இவ்வளோ பலன் இருந்தாலும் அதை எப்படி உபயோகப்படுத்தணும் எந்த மாதிரி சிறுதானியங்களெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க அப்படி என்னக்கா சொல்லியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பலன் இருக்கிற அரிசியை விட மங்களா இருக்கிற அரிசி தான் நல்லதுன்னு சொல்றாங்க அது மாதிரி தான் சிறுதானியத்துக்கு மாமா ஓ அப்ப சிறுதானியத்தையும் மெருகூட்டுவாங்களா ஆமாங்க்கா அதையும் தான் அப்படி பண்றனால என்னடி ஆகும் அப்படி பண்றனால அதுல உள்ள புரதச்சத்து கால்வாசி அளவு குறையுதாம்க்கா இப்ப கூட என் பாட்டி அதான் சாப்பிட்டுட்டு வராங்க என்னதான் நன்மைகள் தீமைகள் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிற திணைகள் எப்படி விளைவிக்கிறாங்க எப்படி பதப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் உபயோகப்படுத்தணும் முகமரியா உங்களை காற்றின் மூலம் உங்கள் செவிகள் தேடி வருவது அஞ்சா கல்லூரியின் உயிர் தொழில்நுட்பவியல் துறை மாணவிகள் நன்றி